இதுதான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதர் டெம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் பொமோனோ பொமோனோ அப்படிங்கிற இடத்துல இருக்குது ஸோ மற்ற இடத்துலலாம் பெருமாள் கோயில் இருக்குது ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆந்திரா ஸ்டைலில் இருக்கும் திருப்பதி பெருமாள் அந்த மாதிரி இது மட்டும்தான் ரங்கநாதர் பெருமாள் நம்ம திருச்சியில் இருக்க மாதிரி இருக்கும்ல அந்த பெருமாள் கோயில் ஸோ இந்த கோயிலில் இன்னொரு இது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தேர் வச்சுருக்காங்க ஸோ இது இடமே பார்த்தீங்கன்னா சுற்றியும் மலை இருக்கும் அதுக்கு உள்ளதாக இது அமைஞ்சிருக்கும் பார்க்குறதுக்கே செமையாக இருக்கும் துளசி மாடம் வச்சுருக்காங்க பட் இது வின்டர்ன்றதுனால இப்போ அது இல்லை இந்த கம்பம் பிடிக்கம்பம் நம்ம ஊரில் எல்லாருக்கும் இல்லையா அதே மாதிரி number. பாருங்க இது நம்ம ஊர்ல கட்டியிருக்க மாதிரியே தான் கட்டியிருக்காங்க பட் இந்த ஊருக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாத்தி பட் இங்க வந்து இவ்வளவு பெரிய கோயில் கட்டி வச்சிருக்காங்கன்னா அது ரொம்பவே சூப்பரான விஷயம் நீங்க கண்டிப்பா நியூயார்க் நியூ ஜெர்சி பக்கத்துல காட்டு ஸோ அந்த ஸ்டேட்ல எல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த மிஸ் பண்ணாம பாருங்க செம சூப்பரா இருக்கு இந்த கோயில் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இங்கே சன்செட் ஆயிடுச்சுன்னா இங்கே வீடுகளுமே ரொம்ப கம்மி உங்களுக்கு இந்தியன் கம்யூனிட்டி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா கோயில் பார்த்துட்டு சன்செட் ஆகிறதுக்குள்ளே இருட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் சேஃப்டி இல்லைன்னு சொல்ல முடியாது பட் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா இங்கே பக்கத்தில் எதுவும் கிடைக்காது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜெர்சி சிட்டி போகணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் நியூயார்க் சிட்டிக்குள்ளே தான் போகணும் செம சூப்பரா இருக்கு பாருங்க கோயில் ரொம்ப அமைதியா இருக்கு இந்த இடத்துல எல்லாம் எந்த ஒரு பெரிய க்ரௌடடாகவே இல்லை ஏன்னா ஜெர்சி சிட்டி இஸ்லின் எடிசன்லாம் வந்தீங்கன்னா அந்த க்ரௌடடாக இருக்கும் பட் இங்கெல்லாம் பாருங்க க்ரௌடே இல்லை இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறனால பெருசாக க்ரௌட் இல்லை பட் சாட்டர்டே டைம் கொஞ்சம் க்ரௌட் இருக்கும் சண்டே மோஸ்ட்லி அதிகமாக யாரும் பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு ஸ்பெஷலாக போகணும்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன